அனைவருக்கும் வணக்கம் crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ ஈவினிங் டைம் போயிட்டுருக்கு இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகிட்டு வரும் ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான் நமக்கு கேண்டில் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ பிரேக் அவுட் ஆன இமீடியட்டாக நமக்கு சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் சிக்னல் மார்க்கெட் ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அதாவது எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும் இப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இது வந்து நம்ம இப்போ க்ரூட் ஆயில் ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குது பை பண்ணலான்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஐடியா பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் என்ட்ரி பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல ஒன்றும் இல்லை கேண்டில்னுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்க green colour line first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் முக்கியமான ஒரு line stop loss line so daily பேசிஸில் இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கேண்டிலுடைய மூமெண்ட்டை பார்த்துட்டே இருக்கும் ஒரு செகண்ட் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கும் ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் இந்த சிக்னல் பார்த்து ஜஸ்ட்டு ஆர்டர் மட்டும் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் போடுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதில் வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆகிடும் அந்த கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் வந்து போடணும் ஸோ நமக்கு கால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் தேர்ட்டி டூவில் என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து six five forty eight point thirty த்ரீன்னு இருக்குது சிக்ஸ்டீன் பாயிண்ட் இருக்குது ஸோ செவன்டீன் பாயிண்ட் வந்தால் தான் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை தாண்டும் ஓகேங்களா அப்போ தான் ஒரு பிரேக் அவுட் மாதிரி கிடைக்கும் so seventeen point reach out ஆகுதா மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகுதான்றத வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மார்க்கெட் இன்னும் போகும்னு நினச்சிங்கன்னா மட்டும் செகண்ட் டாரட் வந்து நாங்கள் எய்ம் பண்ண சொல்லுவோம் ஃபஸ்ட் டாரட் வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணலாம் தொடர்ச்சியாக பண்ணலாம் ஒரு சேஃப் ட்ரேடாகவும் உங்களால் பண்ணிக்க முடியும் ஒரு மந்த்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டாரட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதே செகண்ட் டாரட்டுங்கையில் என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் மந்த்தில் நமக்கு நிறையா டைம் செகண்ட் டாரட் அச்சீவ் ஆனாலும் சம்டைம்ஸ் என்னாகும் அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் ரீச் ஆகியுமே நம்ம வந்து எண்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து மார்க்கெட் இன்னும் மேலே போகும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் செகண்ட் டாரட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெவி வாலட்டைலாக இருக்கக்கூடியது நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கேப்லேயே பாருங்கள் அவ்வளோ வாலட்டைல்ன்றனால தான் டார்கெட் ஒன்று ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி சிக்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி டூ அதாவது டுவெண்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா twenty point moment within three மினிட்ஸ்குள்ளக்க ரீச் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் இந்த மாதிரி ஒரு சார்ட் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா ஜஸ்ட் இதை வாட்ச் பண்ணிவிட்டு இதில் வர கால்ஸ் பார்த்து உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் இன்ட்ராடேக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேங் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் பிளான்ஸ் டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த வீடியோ சும்மா பார்க்குறீங்களா இந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதில் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ